This conference will now be recorded. good evening students welcome to the class 7 on unit number 5 power devices and display devices display devices first I want to check whether my voice is audible voice is audible okay right whether my presentation is displayed in your screen whether my presentation is displayed in your screen okay now we shall start our classes our plus number 7 <clears throat> Okay. Hello. Welcome to the class number 7 on unit number 5 Power Devices and Display Devices. This is Dr. R. Sandilkumar, Assistant Professor, Department of Electronics and Communication Engineering, Institute of Road and Transport Technology, Erode. In the Friday's class, we have discussed about the topics in unit number 5, DIAC, SAR, TRIAC, UJT, etc. uh, <clears throat> and uh, MOSFET, uh, sorry, d DMOS, power MOSFET and uh, power BJT that is not shown in this topic, right? So the other topics are power MOSFET, power BJT, d DMOS, and the display devices are LED, LCD, phototransistor, optocoupler, solar cell, CCD, we have seen light emitting diode working principle driver circuit light emitting diode application advantages disadvantage applications of led types of led liquid crystal display liquid crystal display cell structure how it works, how it display a digit. What is the main principle behind liquid crystal display? Applications of liquid crystal display, a sample of its own in figure. What are the advantages of liquid crystal display? So LED and LCD, these two topics are discussed. These two topics discussed in Friday's class. And yesterday class we discussed phototransistor, tri-terminal phototransistor, types of phototransistor, junction, heterojunction structure, working principle of phototransistor, advantages of phototransistor, disadvantages of phototransistor, applications of phototransistor, Advantages of phototransistor optocoupler or optoisolator, sample of optocoupler or optoisolator, working principle of optocoupler, 6-pin optocoupler, applications of optocoupler, then solar cell, sample of solar cell, solar panel, what is the other name for solar cell, photovoltaic cell, how it works, photovoltaic solar cell construction and how it works, how it converts light energy into electrical energy, working principle, materials used in solar cell, advantages of solar cell, disadvantages of solar cell, uses of solar generation system. Right. Yesterday class we discussed the above topics and today we are going to discuss charge coupled device. What do you mean by a charge coupled device? Charge coupled device is a semiconductor device that is used especially as an optical sensor and that stores charge and transfers its sequence to an amplifier and detector. charge coupled device is a semiconductor device அது என்ன பண்ணோம்னா ஒரு ஆப்டிக்கல் சென்சார் மாதிரி ஆட் பண்ணி அது மேல வர லைட்டு இன்ஃபர்மேஷனை வந்து என்ன பண்ணோம்னா எலக்ட்ரிக்கல் இன்ஃபர்மேஷனாக கன்வெர்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு எஸ்டி கார் மெமரி கார்டில் சேவ் பண்ணி வைக்கும் சாம்பிள் வந்து உங்களுடைய CCTV camera, Sony 10.1 megapixels. Sony mega 10.1 megapixels. This one is example for CCD uh, uh CCD chargeable device. Algas 2.1 megapixels and uh, ultra imaging. It converts the light information, uh, that is your image or video, into electrical uh, information in the form of binary ones and zeros. Those are stored in SD card or memory card. We can get those data uh, from the SD card or memory card. A chargeable device allows the transportation of electrical electrically charged analog signals through different capacitors set up in a series. This device is controlled by a clock signal that oscillates between high and low states. The entire system acts as a shift register that has its inputs and outputs linked together in series, which allows a charger coupled device to be used as a way of delaying analog signals. The way that a charge coupled device works in capturing images is by focusing an image projected from a lens to a photoactive capacitor array This results in each capacitor accumulating an electric charge that is proportional to the light intensity of the image. The captures this captures a two-dimensional image that is transferred to a charge amplifier, converts into voltage. This image is then stored digitally in a memory model and uh, can be accessed later. A basic charger coupled device is efficient in capturing luminance, but it has a difficulty rendering color. To solve this problem, modern digital cameras use a device called a Bayer mask. இந்த மூணு பேராகிராஃப்ல என்ன சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல என்ன சொல்லியிருக்குன்னா சார்ஜ் கபிள் டிவைஸ்ங்கிற ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி அந்த கெப்பாசிட்டர் மேல லைட் இன்ஃபர்மேஷன் பட்டுதுன்னா அந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணும்னா அந்த லைட்டை வந்து எலக்ட்ரிக் எனர்ஜியா ஸ்டோர் பண்ணி எங்க சேவ் பண்ணி வைக்கிறோமோ அங்க சேவ் பண்ணி வைக்கும் அதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் என்ன சொல்லியிருக்குன்னா கபிள் டிவைஸ்ங்கிறதுல வந்து சீரீஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த கெப்பாசிட்டர் மேல லைட் எனர்ஜி பட்டுதுன்னா அந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணும்னா லைட் இன்ஃபர்மேஷனை கரஸ்பாண்டிங் எலக்ட்ரிக்கல் இன்ஃபர்மேஷனா கன்வெர்ட் பண்ணிக்கும் ஒவ்வொரு லைட்லயும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும் இப்ப என்னோட நீ வந்து என்ன போட்டோ எடுத்தீங்கன்னா என்னோட என் மேல இருந்து உனக்கு கிடைக்கிற லைட் இன்ஃபர்மேஷன் வேற மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் பைனரி ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸா வந்து மெமரி கார்டு எஸ்டி கார்டில் செய்வாங்க இப்போ உன்னை வந்து போட்டோ எடுத்தீங்கன்னா உன்னுடைய உன்னுடைய இமேஜ்ல இருந்து கிடைக்கிற லைட் இன்ஃபர்மேஷன் வேற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பைனரி ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸை வந்து அந்த சிசிடி கேமரா என்ன பண்ணுன்னா உங்களுடைய மெமரி கார்டு எஸ்டி கார்டில் சேவ் பண்ணி வைக்கும் ஸோ அந்த சார்ஜ் கப்பல் டிவைஸ்ங்கிறது என்ன சீரீஸ் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும் அந்த கெப்பாசிட்டன்ஸ் மேல வந்து நம்மளுடைய லைட் நம்ம இமேஜ்ல இருந்து கிடைக்கிற லைட் இன்ஃபர்மேஷன் பட்டுதுன்னா நம்ம லைட் இன்ஃபர்மேஷனுக்கு தகுந்த மாதிரி அது என்ன பண்ணுன்னா பைனரி ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸை வந்து கிரியேட் பண்ணி நம்ம எதுல சேவ் பண்ணி வைக்கிறோமோ எஸ்டி கார்டா இருந்தா எஸ்டி கார்டு மெமரி கார்டுனா மெமரி கார்டு அல்லது போன் மெமரியா இருந்தா போன் மெமரி அதுல சேவ் பண்ணி வச்சுப்போம் இது எப்படி ஒர்க் ஆகுது அதுங்கிற ரெண்டாவது பேராகிராஃப்ல போட்டிருக்கு இந்த electrical energy that is proportion to the light intensity நம்மளுடைய நம்ம என்ன என்ன போட்டோ எடுக்கும்போது என்னோட இமேஜ்ல இருந்து என்ன லைட் இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஃபர்மேஷன் அது ப்ரொடியூஸ் பண்ணாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் ஃபிளாஷ் அடிச்சு இல்ல லைட் இன்ஃபர்மேஷன் லைட் இருக்கும்போது அடிச்சு என்ன இன்ஃபர்மேஷன் எடுக்கிறோமோ லைட் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறோமோ அந்த லைட் இன்ஃபர்மேஷன் தகுந்தவாறு எலக்ட்ரிக்கல் சிக்னல் என்ன பண்ணும் இப்ப எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து சிசிடி கேமரா வந்து ரெக்கார்ட் பண்ணுச்சுன்னா எல்லாத்தோட இமேஜும் ஒரே மாதிரி இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தனோட இமேஜ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நான் இப்ப நான் ரூம்ல நின்று இருக்கிறேன் அப்படின்னா இந்த சன்லைட்ல என்னோட ஃபேஸ் வந்து நல்லா தெரியும் என்னோட ஸ்ட்ரக்சர் நல்லா தெரியும் நான் சிசிடி கேமரால ரெக்கார்ட் பண்ணனா என்னுடைய பாடியிலேருந்து கிடைக்கிற லைட் இன்ஃபர்மேஷன் போட்டு அதுல அதுலேருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து கரஸ்பாண்டிங் எலக்ட்ரிகேஷன்லாம் பண்ணி பண்ணியிருக்கோம் நான் அதை போட்டு பார்த்தேன்னா சிசிடி கேமராவில் சேவ் பண்ணி வச்சிருந்தேன்னா மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னோட இமேஜ் தான் தெரியும் இப்போ உன்னோட இமேஜை நான் வந்து கேப்சர் பண்ணேன்னா சிசிடி கேமரா உன்னோட இமேஜுக்கு தகுந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சிக்னலை வந்து ரைட் பண்ணி வச்சுக்கோ அப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா உன்னோட இமேஜ் தெரியும் அதான் பேசிக் பிரின்சிபல் மூணாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல்ல ஓல்டு சிசிடி கேமரால வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் தான் எடுக்க முடிஞ்சது சிசிடி கேமரால இப்போ இருக்கிற சிசிடி கேமரால வந்து கலர் பிக்சர்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அதுல பாத்தீங்கன்னா உனக்கு என்ன கொடுத்துருக்குன்னா நாலு பேசிக் கலர்ஸ் இருக்கு ஃபில்டர்ஸ் இருக்கு ரெண்டு ஒன்னு வந்து ரெட்டு ஒன்னு ப்ளூவு கிரீனுக்கு வந்து ரெண்டு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க ஏன் கிரீனுக்கு வந்து ரெண்டு ஃபில்டர் கொடுத்துருக்காங்கன்னா one being red one being blue two green ஏன் கிரீன் வந்து ரெண்டு கிரீன் கொடுத்துருக்காங்கன்னா because human eye can identify green more readily than other colours அதனால கிரீன் வந்து ரெண்டு கலர் கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்த வரக்குகள் என்ன பார்க்க போறோம்னா எப்படி அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து சேவ் ஆகுது அந்த அடுத்த பிகர்ல பார்க்க போறோம் இந்த பிகர்ல பாத்தீங்கன்னா இந்த பிகர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது இது வந்து ஒரு கெப்பாசிட்டர் இது இந்த சார்ஜ் சார்ஜபிள் டிவைஸ்ல வந்து மூணு கெப்பாசிட்டர் இருக்கு இது ஒரு கெப்பாசிட்டர் இது ஒரு கெப்பாசிட்டர் இது ஒரு கெப்பாசிட்டர் இந்த கெப்பாசிட்டர் மேல லைட் எனர்ஜி பட்டதுன்னா இந்த கெப்பாசிட்டரோட போற கேட் டெர்மினலுக்கு வந்து வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணா கரஸ்பாண்டிங் எலக்ட்ரிக்கல் சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணும் இப்போ அடுத்த அடுத்த கேட்டுக்கு வந்து மறுபடியும் வந்து வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா இதுக்கு இது மேல படுற லைட் சிக்னல் தகுந்த மாதிரி இது வந்து என்ன பண்ணணும்னா உனக்கு வந்து எலக்ட்ரிக்கல் பல்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் அடுத்தது இந்த கேட்டுக்கு வந்து வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி லைட் போட்டதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் எலக்ட்ரிக்கல் சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த மாதிரி இந்த இது இந்த சார்ஜ் கப்பல் டிவைஸ் இந்த இதுல வந்து மூணு கெப்பாசிட்டர் இது ஒரு கெப்பாசிட்டர் இது ஒரு கெப்பாசிட்டர் இது ஒரு கெப்பாசிட்டர் இது வந்து ஒரு பிளேட் மாதிரி இருக்கு இது இன்னொரு பிளேட் மாதிரி இருக்கும் அந்த பிளேட்டுக்கு நடுவில் இருக்கிற டைஎலக்ட்ரிக் மேல வந்து அந்த லைட் நம்ம இமேஜை கேப்சர் பண்ண லைட் சிக்னல் வந்து அது மேல போடும் அந்த லைட் சிக்னல் போட்டோம்னா அது ஒர்க் ஆகாது அதுக்கு வந்து நீ என்ன கொடுக்கணும் ஓட்டேஜ் கொடுக்கணும் இப்போ சிசிடி கேமரால எங்க இருந்து ஓட்டேஜ் கிடைக்குது நாம பேட்டரி வச்சிருப்போம் சிசிடி கேமரால மொபைல் போன்லயும் பேட்டரி இருக்கு அந்த பேட்டரி தான் அதுக்குரிய ஓட்டேஜ் கொடுக்குது மொபைல் போனை சார்ஜ் பண்ணி வைக்கிறோம் சார்ஜ் தீர்ந்து போச்சுடா மொபைல் போன்ல ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறோம் போட்டோ எடுக்க முடியல வீடியோ எடுக்க முடியல அப்போ மறுபடியும் பேட்டரியை சார்ஜ் பண்ணி அப்புறமேட்டு போட்டோ எடுப்போம் அதே மாதிரி சிசிடி கேமரா கேமரா வச்சிருந்தோம்னா வீட்டில் டிஜிட்டல் கேமரா வச்சிருந்தோம்னா டிஜிட்டல் கேமரா ஒர்க் ஆகல அப்படின்னா என்ன பண்ணுவோம் பேட்டரி இருக்கான்னு பாப்பா பேட்டரி வீக் ஆயிடுச்சுனா பேட்டரி நல்லா சார்ஜ் போட்டுட்டு மறுபடியும் சிசிடி கேமரா எடுத்து நம்ம கேமரா போட்டோ ஸ்டில்லு வீடியோலாம் எடுப்போம் அப்போ அந்த பேட்டரியில தான் அந்த வீங்கிற பிளஸ் வீங்கிற ஒட்டேஜ் கிடைக்குது இன்னொரு கெப்பாசிட்டர் வந்து இது இன்னொரு பிளேட் வந்து இது நடுவில் இருக்கிற டயல்ட்ரிக் மேல நம்ம இமேஜை கேப்சர் பண்ற லைட் இன்ஃபர்மேஷன் வந்து படும் பட்டாலும் அது வந்து ஒர்க் ஆகாது அதுக்கு வந்து வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து ஒர்க் ஆகி எலக்ட்ரிக்கல் வந்து சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணும் இப்போ இதுக்கு ஜீரோ வோல்ட் கொடுக்கறனால இங்க எதுவும் வந்து ப்ரொடியூஸ் ஆகல அடுத்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இதுக்கு வோல்டேஜ் கொடுத்தோம்னா இதுல வந்து கரஸ்பாண்டிங் எலக்ட்ரிக்கல் இன்ஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் ஆகுது இங்க ஜீரோ வோல்ட் இங்க ஜீரோ வோல்ட் கொடுக்கறனால ரெண்டுலயுமே வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல் ப்ரொடியூஸ் ஆகல அடுத்தது வந்து ரெண்டுக்கு பிளஸ் பிளஸ் கொடுத்தோம் வோல்டேஜ் கொடுத்தோம்னா இங்க எலக்ட்ரிக்கல் பல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அடுத்து இது ரெண்டுக்கு ஜீரோ ஜீரோ கொடுத்தோம்னா இதுக்கு கீழே வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல் ப்ரொடியூஸ் ஆகல இங்க வோல்டேஜ் கொடுத்தோன்னே வர லைட் இன்ஃபர்மேஷனுக்கு கரஸ்பாண்டிங் எலக்ட்ரிக்கல் சிக்னல் ப்ரொடியூஸ் ஆகுது இதுதான் வந்து சிசிடி இதோட principal applications digital cameras video recorders and picture phones infrared sensor cameras also right UJT UJT வந்து உங்களுக்கு ஏற்கனவே எனக்கு செகண்ட் இயர் எடுத்தது யூஜிடி இருந்து அதை நான் ஸ்கேன் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணதை அப்படியே இங்கே போட்டிருக்கேன் யூஜிடி இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஜிடி ஏன்னா நெட்ல அல்லது வேற புக்கில் எடுத்ததெல்லாம் சரியா வரல யூஜிடி ரைட் ஓகே நம்ம இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் யூஜிடி பாடி பை யூஜிடி யூஜிடிங்கிறது என்னது யூனிஜங்ஷன் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் யூஜிடியோட இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் என்னது Relaxation oscillator relaxation oscillator. So what is UJT? Unijunction transistor. What is the ap- application of UJT? Main application of UJT. UJT is a act as a relaxation oscillator. What is the output of relaxation oscillator? Square uh, tri- அதோட output என்ன output இருக்குன்னா short tooth waveform triangular waveform output இருக்கும் இதுல யூஜேடில யூஜேடி இந்த ஃபிகர் ஒன் ஏங்கிறது யூஜேடியோட பேசிக் ஸ்ட்ரக்சர் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு டெர்மினல் இருக்கு பேஸ் டூ இருக்கு பேஸ் ஒன் இருக்கு பேஸ் டூ பக்கத்துல வந்து எமிட்டர் இருக்கு எமிட்டர் கனெக்ட் பண்ணிருக்கோம் அந்த எமிட்டர் வந்து என்ன என்ன மெட்டீரியல்னா பி டைப் மெட்டீரியல் இந்த base two two base one ரெண்டு என்ன மெட்டீரியல்னா N type material base one base two ரெண்டுமே வந்து N type material figure one B வந்து சர்க்கியூட் சிம்பல் ஃபிகர் ஒன் ஏவோட சர்க்கியூட் சிம்பல் இதுல பாத்தீங்கன்னா பேஸ் ஒன் பேஸ் டூ இருக்கு இந்த எமிட்டர் வந்து எந்த ஜங்ஷன் நேரா டவுன் ஏரா போட்டிருக்கோம்னா பேஸ் டூக்கு நேரா பேஸ் டூக்கு நேரா டவுன் ஏரா போட்டிருக்கோம் ஏன்னா பேஸ் டூ பொறுத்தவரை டீச்சர் சப்ஸ்ட்ரேட் வந்து நம்ம கணக்கு பண்ணிருக்கோம் அதனால இதுக்கு நேரம் வந்து டவுன் இருக்கும் இதுக்கு நேரம் இரோ மார்க் போட்டுருக்கு இது ஃபிகர் ஒன் சி வந்து இதோட ஈக்குவலன்ஸ் இருக்கு இந்த ஈக்குவலன்ஸ் சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா பேஸ் ஒன் பேஸ் டூ இருக்கு பேஸ் டூக்கும் அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு நடுவுல எமிட்டருக்கு நடுவுல வந்து ஒரு ரெசிஸ்டர் ஆர்பி டூ இருக்கு இங்க வந்து ஆர்பி ஒன் ஒரு ரெசிஸ்டர் இருக்கு இந்த பேஸ் டூக்கும் பேஸ் ஒன்னுக்கு நடுவுல என்ன பயாஸ் சப்ளை பண்ணா விபிபிங்கிற பயாஸ் சப்ளை பண்றோம் இந்த பய பேட்டரி விபிபி பயாஸ் பேட்டரி இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் வந்து பேஸ் டூவோட கண்டா இருக்கும் நெகட்டிவ் டெர்மினல் வந்து பேஸ் ஒன்னோட கண்டா இருக்கும் இந்த எமிட்டர் டெர்மினலோட பாயிண்ட் வந்து என்ன சிக்னல் கொடுக்குறோமோ அந்த சிக்னலோட கண்டா இருக்கும் அந்த இன்னொரு பாயிண்ட் எங்க கனெக்ட் ஆகுனா கிரவுண்டோட கனெக்ட் ஆயிருக்கும் இந்த எமிட்டருக்கும் இந்த ஜங்ஷன் நடுவில் ஒரு டயோட் மாதிரி போட்டிருக்கோம் வாட் இஸ் எங்க இருந்து இந்த டயோட் வந்ததுன்னா இந்த எமிட்டர் வந்து பி டைப் சப்ஸ்டேட் பேஸ் வந்து N type substrate so P டைப்பும் என் டைப் செமிகண்டர் ரெண்டு ஜாயின் ஆனா அது எப்படி மாதிரி ஏட் ஆகும்னா டயோட் மாதிரி ஏட் ஆகும் அதை இண்டிகேட் பண்றது இந்த இடத்துல டயோட் மாதிரி போட்டிருக்கும் டின்னு ரைட் ஓகே அடுத்தது figure one D is VI characters of UJT இதுல பாத்தீங்கன்னா எமிட்டர் வோல்டேஜ் வந்து யூஸ்வலா வந்து வோல்டேஜ் வந்து எந்த ஆக்சிஸ்ல இருக்குன்னா எக்ஸ் uh, ஆக்சிஸ்ல இருக்கும் கரண்ட் வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா யூஜிடி தலைகளா இருக்கு எமிட்டர் வோல்டேஜ் வந்து எந்த ஆக்சிஸ்ல இருக்கு ஒய் ஒய் ஆக்சிஸ்ல எமிட்டர் கரண்ட் எந்த ஆக்சிஸ்ல இருக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு இப்போ இதுல பாத்தீங்கன்னா எமிட்டர் வோல்டேஜ் வந்து நெகட்டிவ் வோல்டேஜா கொடுத்தோம்னா இந்த மாதிரி இந்த ரீஜியன்ல கட் ஆஃப் ரீஜியன்ல உனக்கு சம்திங் ரெசிபியல் வோல்டேஜ் இருக்கும் எம்டர் வோல்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி ஜீரோக்கு மேல கொண்டு போய் ரைஸ் பண்ணினா ஒரு பாயிண்ட்ல வந்து பீக் வேல்யூ ரீச் பண்ணும் பீக் வேல்யூக்கு அப்புறம் என்ன ஆகுனா எம்டர் நல்லா ஃபார்வர்ட் பயஸ் ஆயிருக்கும் நல்லா ஃபார்வர்ட் பயஸ் ஆயிடுச்சுன்னா எனி டிவைஸ் எக்ராஸா வந்து வோல்டேஜ் மெஷர் பண்ண என்ன கிடைக்குன்னா ஜீரோ வோல்டேஜ் தான் கிடைக்கும் ஒரு டிவைஸ் வந்து ஆன் ஆயிருச்சுன்னா அந்த டிவைஸ்க்கு எக்ராஸா வோல்டேஜ் மெஷர் பண்ணினா ஜீரோ வோல்டேஜ் தான் கிடைக்கும் அந்த டிவைஸ் ஆஃப் ஆச்சுன்னா உனக்கு என்ன வோல்டேஜ் அப்ளை பண்ணணும் அது அப்படியே அந்த டிவைஸ்க்கு எக்ராஸா கிடைச்சிடும் டிவைஸ் ஆன் ஆச்சுன்னா ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஒயர் மாதிரி ஆட் பண்ணும் அதுக்கு எக்ராஸா வோல்டேஜ் மெஷர் பண்ணோம்னா எனக்கு ஜீரோ வோல்டேஜ் இங்க ஜீரோ வோல்ட் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா வோல்டேஜ் குறைஞ்சிட்டே வருது வேலை பாயிண்ட் வரைக்கும் வோல்டேஜ் குறைஞ்சு வருது கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது இந்த ரீஜியன் வந்து negative resistance region negative resistance region negative resistance ரீஜியனா என்ன அர்த்தம் அல்லது பாசிட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ரீஜியனா என்ன அர்த்தம் what in positive resistance voltage increase ஆகி கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகி கரண்ட் டிகிரீஸ் ஆகுது இந்த மாதிரி இருந்ததுன்னா அது பாசிட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது அல்லது வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகி கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது பேர் நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பேர் once it reaches value point the the voltage remain constant saturation region so uh, you are having three different regions in, in VA characteristics of UJT one is cutoff region uh, that is uh, emitter voltage uh, uh, uh, less than zero volt and another one is the negative resistance region third one is saturation region right how UJT acts as a relaxation oscillator this one is the important application of UJT they are giving some bias the M எம்டருக்கு எம்டரும் பயாஸ் நடுவுல எம்டர் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிருக்கோம் எம்டருக்கும் கிரவுண்டுக்கு நடுவுல எம்டர் பைபாஸ் கெபாசிட்டர் கனெக்ட் பண்ணிருக்கோம் இந்த ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர் அவுட்புட் வந்து எங்க எடுக்கிறோம்னா இங்க எடுக்கிற அவுட்புட் அவுட்புட் வந்து எங்க எடுக்கிறோம்னா இந்த பாயிண்ட்ல இருக்கிற அவுட்புட் எம்ட்ருக்கும் கிரவுண்டுக்கு இடையில எடுக்கிறோம் இது எம்ட்ரு கிரவுண்ட் எடுத்தா இந்த மாதிரி கிடைக்குது சாஃப்ட் டூத் வேஃபார்ம் அல்லது ட்ரையாங்குலர் வேஃபார்ம் மாதிரி அவுட்புட் கிடைக்குது ரைட் இது வந்து பேஸ் டூக்கு கிராஸா எடுக்கிற வோல்டேஜ் இது பேஸ் ஒனுக்கு எடுக்கிற கிராஸா எடுத்த வோல்டேஜ் இந்த வேஃபார்ம் போட்டீங்கன்னா போதும் தான் பாயிண்ட்ல மார்க் கொடுத்துருவாங்க so what you by relaxation oscillator ஏன் யூஜேடியை வந்து இந்த கான்ஃபிகேஷன்ல ரிலாக்சேஷன் ஆசிலேட்டரா சொல்றோம் எது ஆசிலேட்டர்னு சொல்லுவோம் ஆசிலேட்டருங்கிற டிவைஸ் ஆப்ளி ஆசிலேட்டர்னா என்னது ஆம்பிளிஃபயர் என்னது ஆம்பிளிஃபயருக்கு வந்து நம்ம ஏசி சிக்னல் கொடுப்போம் பயாஸ் கொடுப்போம் ஆசிலேட்டருக்கு வந்து ஏசி சிக்னல் கொடுக்க மாட்டோம் வெறும் பயாஸ் மட்டும் கொடுக்கும் அந்த பயாஸ் யூஸ் பண்ணி அந்த ஆசிலேட்டர் என்ன பண்ணும்னா உனக்கு அவுட்புட்ல வந்து ஏசி சிக்னல் கொடுக்கும் அதாவது sine waveform triangular waveform sawtooth waveform square waveform இந்த மாதிரி ஏசி சிக்னலாக கொடுக்கும் அந்த டிவைஸை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆசிலேட்டர் சொல்லுவோம் simply what is an oscillator ஆசிலேட்டருங்கிறது ஒரு வேவ் ஃபார்ம் ஜென்ரேட்டர் ஏதாச்சும் ஒரு வேவ் ஃபார்ம் ஜென்ரேட் பண்ணும் ஒன்னா square waveform triangular waveform sawtooth waveform இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேவ் ஃபார்மா ஜென்ரேட் பண்ணும் அதுக்கு பேர் தான் வந்து ஆசிலேட்டர் இங்க யூஜேடி வந்து ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர் ஆட் பண்ணுது ரிலாக்சேஷன் ஆசிலேட்டர் அவுட்புட் என்ன மாதிரி இருக்குன்னா கெப்பாசிட்டி எக்ராஸா எடுக்கிறதுனால அது சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகிறதுனால உனக்கு வந்து ஷார்ட் டூத் வேவ் ஃபார்ம் மாதிரி output What is the total resistance? RB1 plus RB2. RBB equal to RB1 plus RB2. What is the voltage across V1? V1 equal to intrinsic impedance standoff ratio into bias, applied bias. What is it? Inter, what is intrinsic standoff ratio? That is equal to RB1 divided by RB1 plus RB2. The working principle already நம்ம VI characteristics வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு யூஜிடியோட இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் வந்து ரிலாக்சேஷன் ஆசிலேட்டரா யூஸ் ஆகுதுங்கிறதை டிஸ்கஸ் பண்ணியாச்சு ரைட்டு What is the uh, frequency the square square waveform uh, sorry sawtooth waveform or uh, triangular waveform யூஜெடிக் அவுட்புட்ல வந்து உனக்கு ஜென்ரேட் ஆகிற சாப்டூத் வேவ்ஃபார்மோட ஃப்ரீக்வன்சி என்னது டைம் பீரியட் என்னது ஹவு டு டெரைவ் திஸ் ஒன் இதுதான் ப்ரொசீஜர் யூஜெடியோட சாப்டூத் வேவ்ஃபார்மோட டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ப்ரொசீஜர் இந்த ப்ரொசீஜரை பார்த்துக்கங்க சிம்பிளாக தான் இருக்கும் டெரைவ் பண்ணியிருக்கேன் ஸ்டெப் ஸ்டெப்லாஸ் இப்போ நாம பவர் டெரைவ் பண்ணிக்க ஈஸியாக டெரைவ் பண்ணிக்கலாம் T is equal two point three naught three RCE log to the base ten one டெட் one minus eta so what is F frequency எப்படி கண்டுபிடிக்கிறது ஃப்ரீக்வன்சி எஃப் கண்டு கண்டுபிடிக்கிறது frequency is equal to one by time period right இதான் ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டரோட அவுட்புட் சாட்டூத் வேஃபார்மோட டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்குரிய procedure diac. What is a diac? The diac is a diode that conducts electrical current only after its breakover voltage has been reached. Diac stands for diode for alternating current. A diac is a device which has two electrodes and it's a member of thyristor family. Diacs also are used in the triggering of thyristors. So என்ன மீனிங் இதுல என்ன சொல்ல வரான் டயாக்னா என்ன டயாக்னா டயோடுங்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம் what is the difference between diode and diac diode வந்து ஒன்னா பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் கண்டக்ட் பண்ணும் இல்லையா நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் கண்டக்ட் பண்ணும் டயோடு யூனி டய யூனி டைரக்ஷனல் டிவைஸ் அதாவது இன்புட்ல வந்து ஒரு ஏசி சிக்னல் கொடுத்தோம்னா டயோடு வந்து என்ன பண்ணும்னா ஒன்னா பாசிட்டிவ் ஹாஃப் கண்டக்ட் பண்ணி கொடுக்கும் டிபெண்டிங் அப்பான் தி கனெக்ஷன் இல்லைன்னா நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அவுட்புட்ல கொடுக்கும் ஸோ டயோடு வந்து ஏதாச்சும் ஒரு டைரக்ஷன் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணும் டயாக் அந்த மாதிரி கிடையாது டயாக் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டயோட் ஃபார் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னு இதில் கொடுத்துருக்கு டயோட் ஃபார் அல்டர்னேட்டிங் கரண்ட் கொடுத்துருக்கு dia stands for diode for alternating current diode for alternating current கொடுத்துருக்கு அப்படின்னா ஏசி சீக்கிரல அப்படியே பாஸ் பண்ணும் diode positive half cycle conduct பண்ணும் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் கண்டக்ட் பண்ணும் எது diac so diac is a device which has two electrodes and it is member of thyristor thyristor ஃபேமிலிங்கிற தனியாக இருக்குது அது ஹை பவர் டிவைசஸ்க்கு யூஸ் பண்ணுறது Diac are used in triggering, triggering of thyristors. The figure shows a sample of diac. இது நம்ம லேபரட்டரியில் அவைலபிளா இருக்கு எது இந்த டயாக் நம்ம லேபரட்டரியில் அவைலபிளா இருக்கு ஓகே டயோடோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பிஎன்பி இந்த பக்கம் ஒரு என் ஒன் இருக்கு இந்த பக்கம் ஒரு என் டூன் இருக்கு என் த்ரீன் இருக்கு ஸோ இந்த பக்கம் இருந்து பார்த்தோம்னா எப்படி எடுத்துக்கலாம்னா பிஎன்பி என் ஒன் எடுத்துக்கலாம் அல்லது வித் ரெஸ்போர்ட் இந்த டைம்ல இருந்து பார்த்தோம்னா எப்படி எடுத்துக்கலாம்னா பிஎன்பி2 என்3 இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ரைட் ஸோ டயோடோட சிம்பிள் இதுதான் டயோட் சிம்பிள் ரெண்டு டயோடு வந்து பேக் டு பேக் கனெக்ட் ஆயிருக்கு MT two this one MT one what is MT two MT two is also an anode. NP2 is an anode அதே மாதிரி MT one also an anode கேத்தோட இங்க வேலை கிடையாது இந்த இதுல கேத்தோட கிடையாது நோ கேத்தோட் நோ கேத்தோட் இதுல இதுல இந்த டயாக்ல கேத்தோட் வெளியே வரவே வராது ஒன்லி ஆனோடு தான் ரைட் இது ஆனோடு இந்த டைம்ல ஆனோடு கேத்தோடே கிடையாது இதுல டயாக்ல வெளியே வராது கேத்தோடு ரெண்டு சைடு அப்ப ரெண்டுமே ஆனோடா இருந்ததுனா பாசிட்டிவ் ஆஃப் இருந்தாலும் சரி நாட்டிக் ஆஃப் இருந்தாலும் சரி உங்களுக்கு அவுட்புட்ல கண்டக்ட் பண்ணும் எது டயோட் ரைட் கன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ் இதுல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கு இதுல பாத்தீங்கன்னா இதுல ஏனா டூ கேப்போடே கிடையாது note that either terminal is report cap as cathode instead and anode one and anode two right? Okay, then an anode one is yeah, well, anode one is positive with respect to anode two The semiconductor layers of particular interest are anode one 1 வந்து அதாவது இது வந்து பாசிட்டிவா இருந்து இது வந்து நெகட்டிவா இருந்ததுன்னா இது பாசிட்டிவா இருந்து எது இது இது பாசிட்டிவா இருந்து இது நெகட்டிவா இருந்ததுன்னா எல்லா எல்லா உனக்கு கனெக்ஷன் இதுல வரும் அப்படின்னா எது எது எது கனெக்ஷன் வரும்னா பி ஒன் அடுத்தது என் டூ அடுத்தது பி டூ அடுத்தது என் த்ரீ இந்த மாதிரி இருக்கும் சப்போஸ் இது நெகட்டிவாக இருந்து இது பாசிட்டிவாக இருந்ததுன்னா இது பாசிட்டிவாக இருந்ததுன்னா சர்க்கியூட்ல என்னென்ன சர்க்கியூட் வரும் சர்க்கியூட்ல என்னென்ன வரும் ஃபர்ஸ்ட் பி டூ வரும் அடுத்தது என் டூ வரும் அடுத்தது பி ஒன் வரும் அடுத்தது n1 வரும் ரைட் அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணி is increased the voltage is increase from in either direction ஜீரோல இருந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் ஜீரோல இருந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் ஜீரோல இருந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் இது வரைக்கும் அந்த பிரேக் ஓவர் வோல்டேஜ் வரைக்கும் உனக்கு வந்து என்னது உனக்கு வந்து நெகட்டிவ் ரிசல்ட் கேரக்டர்ஸ் தான் பிரேக் ஓவர் வோல்டேஜ் வரைக்கும் இங்கேயே அதே மாதிரி தான் ஜீரோலேருந்து இன்க்ரீஸ் பண்ணால் பிரேக் ஓவர் வோல்டேஜ் வரைக்கும் உனக்கு என்ன என்ன மாதிரி இருக்குன்னா நெகட்டிவ் ரிசிஸ்டன்ஸ் ரீஜியன் தான் once break over region increase ஆகி ரீச் ஆயிடுச்சுன்னா once BPO is reach in either direction dia fires diacs ஃபயர்ஸ்னு என்ன starts to conduct starts to conduct there is then negative difference rest- uh, negative difference or resistance region like UJT இப்போனா இந்த ஜீரோல இருந்து இது வரைக்கும் இந்த இந்த வரைக்கும் வந்து உனக்கு வந்து நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ரீஜன் அதே மாதிரி இந்த ஜீரோல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் negative resistance region after the breakover voltage is reached diode conducts current easily and has little inter, inter, internal resistance diodes look like a semiconductor diode okay it's not coded for polarity because because it has the same it has it acts the same in both directions அதாவது என்ன மீனிங்னா டயோடு வந்து டயாட் வந்து டயோடு மாறிதான் பட் வந்து அதுக்கு பொலாரிட்டி கிடையாது அதாவது வந்து ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல ஒரு காம்பினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணும் இன்னொரு நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்ல இன்னொரு காம்பினேஷன் கண்டக்ட் பண்ணும் ஸோ அது பொலாரிட்டியே கிடையாது போது பாசிட்டிவ் ஆஃப் நெகட்டிவ் ஆஃப் ரெண்டுக்குமே அது அவுட் கொடுக்கும் எது டயாட் இதுல பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா உனக்கு இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இது தேர்ட் குவாட்ரண்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் அதாவது ஃபார்வர்ட் பயாஸ் இது வந்து ரெண்டாவது குவாட்ரண்ட்ல வந்து வோல்டேஜ் கரண்ட் ரெண்டு ரெண்டு வந்து நெகட்டிவ் அதாவது ரிவர்ஸ் பயாஸ் அதாவது வந்து பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளையும் கண்டக்ட் பண்ணோம் conducting state for positive half cycle conducting state for negative half cycle ரெண்டுமே அது கண்டக்ட் பண்ணும் எது டயாக் What are the applications of diac Dyax? diacs because of their symmetrical bidirectional switching characteristics, are widely used as a triggering device in triac phase control switches, uh, control circuits employed for lamp dimmer, uh, heat control, immersion motor speed control. diac வந்து ஒரு triggering device மாதிரி ஆட் பண்ணும் யூஜிடி அதே மாதிரி தான் ஸோ uh, diac ட்ரயாக்கு எஸ்சிஆர்லாம் வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க நம்ம எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து நம்ம ஆக்சுவலா வந்து எல்லாமே low power device fifteen five volt மீதி போனா பிப்டீன் வோல்ட் ஆப்ரேட் பண்ணுவோம் அதுக்கு மேல நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்ண மாட்டோம் இதே எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டீங்கன்னா பவர் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கும் அதாவது வந்து அதுல வந்து triac SCR diac BJT power MOSFET power BJT எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதாவது ஹண்ட்ரட் ஓட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஓட்டு தௌசண்ட் ஓட்டு இந்த மாதிரி டிசி எல்லாம் ஆப்ரேட் பண்ணுவாங்க இதுல எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல நம்ம டிபார்ட்மெண்ட்ல வந்து ஃபைவ் ஓல்ட் டென் ஓல்ட் மீட் போன பிப்டீன் ஓல்ட் அதனால நம்ம அதிகமா இதை பத்தி அதிகமா படிக்க மாட்டோம் லேபரேட்டரியே அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம் லோ பவர் டிவைஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம லேபரேட்டரியில ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் போனீங்கன்னா அவங்க பவர் எலக்ட்ரானிக்ஸ் லேப்னு தனியா இருக்கு அவங்க வந்து இந்த டயாக்கு எஸ்சிஆர் ட்ரயாக்கு இந்த டிவைசஸ் எல்லாம் நிறைய இடத்துல அதை யூஸ் பண்ணுவாங்க அங்க hundred volt DC two hundred volt five hundred volt DC thousand volt DC எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க triple department power electronics lab power system laboratory and power electronics laboratory okay that's all about unit number five remaining topics remaining topics we Um, remaining topics we will see in uh, uh, next class. Okay. Wow. <coughs> what about the presentation? What about the presentation? Okay. whether the concept of CCD, whether the concept of CCD is understandable, understandable. Okay, okay, right, okay, okay. test 3 completed or not test 3 completed all of you okay right okay right those who are not completed submit as soon as possible those who are not completed, submit as soon as possible. Okay, give me attendance. Number one, present. Number two, roll number two, okay ஆமா யாருமே ரோல் நம்பர் 2 இல்ல எல்லாமே மியூட் பண்ணிட்டான் எல்லாரையும் எல்லாரையும் மியூட் பண்ணிட்டான் எல்லாத்தையும் மைக் மியூட் மியூட் பண்ணி ரோல் நம்பர் இதுல லேடி சீரியல் பண்ணாம roll number 5 six mike off பண்ணு ஏய் தம்பி mic off பண்ணுன்னு சொல்றேன் நானு roll number six roll number six இல்ல seven eight nine ten roll number ten ten absent eleven twelve thirteen four thirteen thirteen absent fourteen fifteen 30, 31, 31, 31, absent 32, 33, 34, 35, 36, 37, roll of 10 percent, சரி தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் okay option is மறுபடியும் படிக்கிற செக் பண்ணிக்க roll number six absent thirteen absent fifteen absent twenty four absent thirty one absent யாராச்சும் இல்லை பிரசன்ட் தான் பிரசன்ட் கொடுத்துரு roll number six absent thirteen absent fifteen absent twenty four absent sir thirty one present sir type பண்ணுப்பா அதுல வாய்ஸ் கேக்குது அப்புறம் மெசேஜ் டைப் பண்ண வேண்டியதானே ஹரிஷ் தேர்ட்டி ஒன் டைப் பண்ண எப்படி தெரியும் டைப் எனக்கு தெரியும் டைப் பண்ணுப்பா ஆஹ் டைப் டைப் பண்ணா தெரியும் அவ்வளவுதான் எதையும் டைப் பண்ண மாட்டேங்கிறேன் பண்ணு okay Senthil Nathan Senthil Nathan right okay thirty one present roll number thirteen சரி ஆப்சன்டேஜ் படிக்கிற பார்த்துக்கோ twenty four left okay roll number six absent thirteen absent fifteen absent okay இது class number seven okay thank you good evening Thank you, sir. Thank you sir என்னப்பா